வணக்கம் இப்போ நாம் bank Nifty one minute chart பார்த்துட்ருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா thirty five thousand six forty five இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு டைம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைன் ஃபிஃப்டி ஃபைவ் மேலே ஆகுது இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபஸ்ட் இன்றைக்கி தான் ஜூன் மாதத்தினுடைய முத நாள் ஃபஸ்ட் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து பைக் கால் ஸோ அந்த பைக் கால் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு அதாவது இறங்கிக்கிட்டு இருக்கு ஸோ மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இறங்குறதுனால நமக்கு இப்போ பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா செல்காலாக வந்து சேஞ்ச் ஆகுது thirty five thousand six twenty four point டெனில் செல்லுன்னு சொல்லி வந்திருக்கு அதுக்கப்புறம் first order thirty five thousand five thirty five வந்து காட்டுது ஸோ இது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ இது வந்து சிக்னல் ஜென்ரேட்டர் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போதெல்லாம் நமக்கு கால்ஸ் கொடுக்கும் எப்படி கொடுக்கும் அப்படின்னா நமக்கு பையிங் ட்ரெண்ட்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் எப்படி ஓப்பன் ஆகுதோ அதே மாதிரியே செல்லிங் ட்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேண்டில் ஓப்பன் பாயிண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே அந்த கேண்டில் வந்து ரெட் கலர்லேயே தான் ஃபுல்லாகவே வந்து மூவ் பண்ணும் அது பக்கத்துலேயே வந்து என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணலான்னு உங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து வந்துடும் thirty five thousand six twenty four டென்னு சொல்லி வந்திருக்குல்ல அந்த மாதிரி ஒரு லைன் வந்துடும் அதுக்கு மேலே இருக்க லைன் வந்து ஸ்டாப்லாஸ் லைன் அந்த செல் கால்க்கு கீழே இருக்க பாட்டமில் இருக்க டூ லைன்ஸ் பார்த்தீங்கன்னா first order and second order line so இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆறுது ஃபஸ்ட் ஆர்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் இது பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு உங்களுக்கு ஷோ பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோ வந்து அப்படியே லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு காட்டுறதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டைம் இப்போ டென் ஓ கிளாக் ஆயிருக்கு கால் ஜென்ரேட் ஆன ஒன் மினிட்ல ஆக்சுவலி நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து வந்துருச்சு பட் இன்னும் டார்கெட்டை ரீச் அவுட் பண்ணல மார்க்கெட் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவரி ஆகி பின்னாடி வந்து போய்கிட்டு இருக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆனோன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் காலே வந்து செல் கால் தான் வந்திருக்கு ஸோ பை கால் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி அதுக்கு ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் டேயே வந்து ஜென்ரேட் ஆச்சு தான் ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஜூன் ஓப்பனிங் வந்து ப்ரீவியஸாக ஜென்ரேட் ஆன பைக்கால் அந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சு அந்த பைக்கால் எப்போ ஜென்ரேட் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் டே ஆன நேற்று மண்டே பார்த்தீங்க அப்படின்னா மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு பைக்கால் வந்தது ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே டார்கெட்டை ரீச் அவுட் பண்ணுச்சு டூ ஓ கிளாக் வந்தது அப்படியே மார்க்கெட் ஸ்லோவாக அந்த மூமெண்ட்லேயே இருந்தது இன்றைக்கும் அப்படியே கொஞ்சம் ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனது மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி ரிவர்ஸ் ஆகையில் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சு அந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆன பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த டென் ஓ கிளாக்கு முன்னாடி சேஞ்ச் ஆச்சு sell at thirty five thousand six twenty four ten அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வந்துச்சு அது வந்ததுக்கப்புறம் நல்ல டவுனில் மார்க்கெட் இறங்கினது இப்போ ரெக்கவரி ஆகி சிக்ஸ் ஹண்ட்ரட் மேலே வந்து வந்திருக்கு சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் டெனில் நமக்கு செல் கால் வந்தது இப்போ தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப்லாஸ் ஆன்ட்டு ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷன்லையும் வந்து பார்ப்போம் ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்லையும் ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து ஆப்ஷனில் மூவ்மெண்ட் பண்ணுது எப்படி ஆப்ஷனில் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சர் மாதிரியே தான் ஆப்ஷன்லேயும் இருக்கும் ஸோ அங்கே வந்து பாயிண்ட்ஸ் வேறையாக இருக்கும் மூமெண்ட் வேறையாக இருக்கும் பட் என்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நமக்கு செல் கால் வருதுன்னா அதே மாதிரி கால் ஆப்ஷனில் செல் கால் வரும் புட் ஆப்ஷனில் பை காலாக வந்து நமக்கு வந்து வரும் ஸோ இந்த என்ட்ரி வந்து சக்ஸஸ் ஆனோன்னா நம்ம வந்து எப்படி வந்து ஆப்ஷன்லேயும் வந்து ஷோ பண்ணியிருக்குன்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா செல் கால் வந்து ஃபஸ்ட் கேண்டில் மட்டும்தான் ஆக்சுவலி நல்லா ஸ்ட்ராங்காக இறங்குச்சு அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஆக்சுவலி செல்லிங் பாயிண்ட் பக்கத்தில் தான் போயிட்டுருக்கு thirty five six twenty four டென்னில் வந்தது அது பக்கத்தில் போகுது நிஃப்டியில் இன்னும் செல் கால் ஜென்ரேட் ஆகல நிஃப்டியில் அப்படியே பை கால் வந்தபடியே தான் ட்ராவலிங் வந்து போய்கிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டியில் மட்டும்தான் செல் கால் வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும் பேங்க் நிஃப்டியில் வாலட்டைல் வந்து ஹெவியாக இருக்கும் அந்த ரீசன் காண்டி பேங்க் நிஃப்டியில் வந்து குயிக்காக கூட செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும் மேபி இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஏன் இந்த ஃபஸ்ட் கேண்டலினுடைய லோவாக கட் ஆச்சுன்னா கூட குயிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டை வந்து ரீச் அவுட் கொடுக்கும் மேபி அதுக்கப்புறம் கூட நிஃப்டியில் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டு மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரே மாதிரியே தான் இருக்கும் கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டியினுடைய மூமெண்ட் மாதிரியே தான் நிஃப்டியும் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கும் பேங்க் நிஃப்டிக்கு நிஃப்டிக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நல்ல மூமெண்ட் இருக்கும் நல்ல வால்யூம் இருக்கும் நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணுறாங்க ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து பேங்க் நிஃப்டி தான் வந்து பண்ணுறாங்க டேர்ன் ஓவர் வந்து அதிகமாக இருக்கும் பேங்க் நிஃப்டியில் ஸோ இதனாலே வந்து பேங்க் நிஃப்டிஸ் வந்து நிறைய பேர் ட்ரேடிங் வந்து பண்ணுவாங்க மூமெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நிமிஷத்தில் நமக்கு அசால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா செவன்ட்டி பாயிண்ட்ஸ் இப்போ நமக்கு கொடுத்துச்சுல அதாவது செல் கால் ஜென்ரேட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிச்சு thirty five six twenty four டெனில் கிடச்சது thirty five thousand five fifty வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இறங்கியிருக்கு ஸோ நமக்கான ஃபஸ்ட் ஆர்டர் எய்ம் பண்ணுறது five thirty five so five thirty five வருதா அப்படின்றத தான் நம்ம வந்து பிரேக் அவுட் பண்ணதான் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தான் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம் நமக்கு கால் ஜெனரேட் ஆகி ஃபோர் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு செல்கால் பக்கத்தில் அந்த தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் வந்து போகுது ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுது அதை ஸ்டாப்லாஸ் ஆன்ட்டு இது உங்களுக்கு செல்லிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்குமே கேண்டில் எல்லாமே ரெட் கலர்லேயே தான் இருக்கும் ஒன்ஸ் இது பையிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போது அந்த ஓப்பன் பாயிண்ட்லேயே க்ரீன் கலரில் தான் ஓப்பன் ஆகும் ஒன்ஸ் க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த கலரில் ஃபிக்ஸ் ஆயிரும் அடுத்து பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் க்ரீன் கலர்லேயே தான் இருக்கும் நாங்கள் அதுவும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறோம் இந்த செல்கால் ஃபஸ்ட்டு முடியட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு பை என்ட்ரியும் வந்து கிடைக்கிற எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து நல்லாயிருக்கு எப்போயும் மூவ்மெண்ட் நல்லா இருக்கையில் நம்ம எடுக்கிற என்ட்ரி மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து மூவ்மெண்ட் வந்து ஆக்சுவலி ஓப்பனிங்கே நல்ல மூவ்மெண்ட் நல்லா ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனது ஒரு நைன் தேர்ட்டி வரைக்கும் கண்டினியூஸாக ரைசிங்லேயே இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக தான் இறங்குச்சு இறங்கினதுக்கப்புறமா ஒரு நைன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு அப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கினதில்ல கீழே கேண்டில்லாம் வந்து பிரேக் அவுட்ஸ் நாங்கள் பிரேக் அவுட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் பிரேக் அவுட் ஆச்சு அதுக்கப்புறம் தான் நமக்கு செல் காலேஜ் ஜென்ரேட் ஆச்சு இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் அவுட் பண்ணியிருக்கு நமக்கு கண் நிமிக்கிற நேரத்தில் ஒன் செகண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் வந்து பிரேக் அவுட்ஸ் வந்து நடந்திருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் வந்து டார்கெட்டை ரீச் அவுட் வந்து ஆயிருக்கு ஸோ ஒன் செகண்டில் டக்குன்னு நமக்கு ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணி வேகமாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு இருக்கு இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் இதை பார்த்து ஓனாக ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே இதை பார்த்து ஓனாகவே வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் இது thirty five thousand put option ஓகேங்களா ஸோ புட் ஆப்ஷன்றனால நமக்கு பை கால் மாதிரி காட்டுது ஸோ இது பை வந்தது ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு பை வந்து வந்திருக்கு பட் இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கு ஒரு டென் ஓ கிளாக் போல தான் நமக்கு பை கால் வந்து வந்திருக்கு நமக்கு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸில் வந்த பை கால் இப்போ டூ ஹண்ட்ரட் கிட்டக்க போயிருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும் ஆப்ஷனில் உங்களுக்கு கால் ஜென்ரேட் ஆகிறது இந்த மாதிரி தான் இருக்கும் க்ரீன் கலரில் வந்துடும் புட் ஆப்ஷன்றனால பை கால் தானே வரணும் ஸோ அதனால் நமக்கு வந்து பை கால் வந்திருக்கு க்ரீன் கலரில் வந்திருக்கு இதில் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் என்ன என்ன பாயிண்ட்டில் நீங்கள் வாங்கலான்ற மாதிரி உங்களுக்கு வந்து கால்ஸ் வந்து கொடுத்துரும் அதை பார்த்து நீங்கள் ஓனாக ட்ரேடிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லாட்டி ஃபியூச்சரை பேஸ் பண்ணியும் உங்களால் ட்ரேடிங்ஸ் வந்து இதில் என்ட்ரி வந்து எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் ஃபியூச்சரில் வந்து ரொம்ப கரெக்டாக வரும் ஆப்ஷன் வந்து அந்த கேண்டிஸ்டிக் மூவ்மெண்ட் பிரேக் அவுட் ஆனால் தான் நமக்கு வந்து வரும் ஸோ ஆப்ஷனில் நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது டென் ஓ கிளாக் தான் ஜென்ரேட் ஆன கால் இப்படி தான் நமக்கு இன்றைக்கி மூவ் பண்ணியிருக்கு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸில் வந்தது டூ ஹண்ட்ரட் வரைக்கும் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு மீன்வெல் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணி நல்லா டவுனில் வந்து இறங்கியிருக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது டென் டுவெண்ட்டிக்கு நல்ல டவுனில் வந்திருக்கு நிஃப்டி பார்த்தீங்கனாலும் நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஃபிஃப்டீன் சிக்ஸ் நாட் ஃபோரில் வந்த செல் கால் நமக்கு ஃபஸ்ட் டாரட்டை வந்து ரீச் அவுட் ஆயிருக்கு ஸோ நிஃப்டிலேயும் நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது ஒரு டென் ஃபிஃப்டீனுக்கு ஜென்ரேட் ஆகி மார்க்கெட்டில் வந்து ரீச் ஆயிருக்கு ஸோ இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் பண்ணும் அதனால் இப்போ தான் வந்து டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு so bank Nifty quick volatile quick மூவ்மெண்ட்ன்றனால சீக்கிரமாக கால் ஜென்ரேட் ஆகி நமக்கு டார்கெட்டை ரீச் அவுட் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியில் பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஜென்ரேட் ஆனது ஒரு டுவெல் ஃபிஃப்டீனுக்கு அப்புறமா ஜென்ரேட் ஆயிருக்கு thirty five thousand four forty nine ஃபிஃப்டியில் வந்திருக்கு பைக்கால் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே தான் ட்ரேடிங் போகுது thirty five four twenty eight அந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போயிருக்கு மார்க்கெட் பைக்கால் ஜென்ரேட் ஆகிட்டு கொஞ்சம் டவுன் வந்திருக்கு ஸோ நம்ம ஃபஸ்ட் டாரட் எய்ம் பண்ணுறது thirty five thousand five thirty eight point ten வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது பிரேக் அவுட் ஆகுதான்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பைக்கால் வந்தது ஃபஸ்ட் ஆர்ட்டை நல்லாவே பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா thirty five thousand five seventy range வரைக்கும் மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆயிருக்கு நம்ம ஃபைவ் தேர்ட்டி எயிட் தான் ப்ராஃபிட் வந்து எதிர்பார்த்தோம் ஃபஸ்ட் ஆர்ட்டுக்கு அது பிரேக் அவுட் பண்ணி ஃபைவ் செவன்ட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டிக்கு வந்து டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிருக்கு ஸோ மார்க்கெட் கொஞ்சம் ஓப்பன் ஆகி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்றனால நமக்கு மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது பட் பிட்வீனில் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட் கிட்டக்க ரீச் அவுட் ஆகிட்டு ஆகிட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பையிங் ரேஞ்ச் தொட்டுட்டு மறுபடியும் வந்து ஃபாஸ்ட் ஆர்ட் மார்க்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் பண்ணாலும் மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணி நமக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது டார்கெட் ரீச் அவுட் ஆயிருக்கு மீன்வைல் புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் பைக் கால்னால் இதில் வந்து செல் கால் தானே வரும் ஸோ இதில் நமக்கு செல் கால் ஒன் சிக்ஸ்டி ரேஞ்சில் வந்தது நல்லா ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இறங்கியிருக்கு ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் பைக் கால் நம்ம அது பார்த்தது தான் ஓப்பனிங்லேயே பார்த்தோம் பைக் கால் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்தது நல்லா டூ டென்ல ஆக்சுவலி அதுக்கப்புறமும் ரைஸ் ஆச்சு ஸோ அது வந்து ஓப்பனிங்லேருந்து வந்த ஃபஸ்ட்டு பைக் கால் அதுக்கப்புறம் நமக்கு செல் கால் வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் வந்து ஜென்ரேட் ஆச்சு இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் நமக்கு டுவெல் ஃபிஃப்டீனுக்கு ஜென்ரேட் ஆன பை கால் ஒன் டுவெண்ட்டிக்கு வந்து அச்சீவ் ஆயிருக்கு ஸ்லோவாக மூவ் பண்ணதுனால ஒன் ஹவர் வந்து டைம் எடுத்திருக்கு பட் ஆனால் ஓப்பனிங்கில் நம்ம கிடைச்ச செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அச்சீவ் வந்து நடந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு டென் டுவெண்ட்டிக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி மினிட்ஸில் செகண்ட் ஹார்ட்லாம் பிரேக் அவுட் பண்ணி இறங்குச்சு ஸோ ஜூன் ஃபஸ்ட் இன்றைக்கி இப்படி தான் கால்ஸ் ஜென்ரேட் ஆச்சு பைசல் கால்ஸ் ஜென்ரேட் ஆன பைசல் கால்ஸ் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆச்சு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா உங்களுடைய கம்ப்யூட்டரில் டெய்லி நீங்களே இதை பார்த்து ஓனாக நீங்களே வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் தேங்க்யூ